வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் எயிட்டீன் வந்து ஆகுது ஸோ நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு அதனால தான் கேண்டில்ஸ்லாம் பார்க்குறக்கு ரெட் கலரில் போயிட்டுருக்கு ஸோ இப்படி தான் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதுவும் கேண்டல்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஜென்ரேட் பண்ணும் ஸோ நம்ம இப்போ எப்படி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பார்க்கும்போதே ஓகே கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் போது நமக்கு வந்து செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியுதோ ஸோ அதே மாதிரியே தான் நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேண்டிலுடைய கலரை பார்த்தோன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட பாருங்கள் நமக்கு ரெட் கலர் கேண்டில்ஸ் போகிறனால இது வந்து செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து இது என்ட்ரி என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எந்த பாயிண்ட்டில் எடுத்தால் நல்லாயிருக்குன்றதுக்கு sell at forty thousand two fifty eight point ten அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கல ஸோ இதான் நம்மளுடைய entry point forty thousand two fifty eight டென்னில் என்ட்ரி எடுத்துடலாம் கீழே ரெண்டு ஸ்ட்ரெயிட் ரெட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா stop loss line first target பார்த்தீங்கன்னா forty thousand hundred and fifty seven இருக்குது ஸோ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஷோ பண்ணுது ஸோ நமக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எயிட்டில் வந்திருக்கு இந்த sell call forty thousand hundred and fifty செவனை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல் கால் பார்த்தீங்கன்னா அடுத்த டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நமக்கு வந்து அந்த செல்லிங் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா அதிலே தான் ட்ரேடிங் போச்சு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எயிட்டில் அதுக்கப்புறம் மார்க்கெட் சடனாக டவுன் சைடில் இறங்குது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் டுவெல் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எயிட்டில் வந்த கால் பார்த்தீங்கன்னா forty thousand hundred and forty range வரைக்கும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு மீன்வெல் அப்படியே ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து forty thousand five hundred put option so இது வந்து நமக்கு செல் கால் வந்திருக்கு அப்படின்றனால புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறேன் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வந்திருக்கு ஒரு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி செவனில் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ உங்களுக்கு டேரக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல ரெக்கார்டிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு முடிஞ்சதை வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி இப்படி தான் வந்து கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ